அனைவருக்கும் வணக்கம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெய்லி கேண்டிலினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரண்ட்டில் ஒரு பை ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு ஸோ க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த கால் நல்லா மூவ் பண்ணி ஃபஸ்ட் ஆர்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பட் லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக டவுன் சைட் இறங்கிக்கிட்டே வந்ததில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது செல் கால்ன்றனால கேண்டில் நமக்கு பாருங்கள் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுது ஸோ கேண்டில்னுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான கால் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் டெய்லி நீங்கள் சும்மா அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க அதுவே உங்களுக்காண்டி கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸை வந்து லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அந்த கால்ஸை பார்த்து வெறும் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து அக்டோபர் எயிட்டீன் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகுது sell at seven zero eighty three தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இது டுவெல் தேர்ட்டின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஆக்சுவலி டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் அனலைஸ் பண்ணுறோம் இன்றைக்கி நமக்கு ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆகிருக்கிறது இந்த செல் கால் தான் ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் வந்து seven zero sixty five eighteen point difference இருக்குது மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஆகுது செல் கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேயே நல்லா இறங்குச்சு அப்போ first order range break out பண்ணல ரெக்கவரி ஆச்சு பட் நமக்கு இப்போ டுவெல் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் நல்லாவே பிரேக் அவுட் பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைடில் இறங்கியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்லா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை தெரிஞ்சு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ